வணக்கம் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி எயிட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஃபிஃப்டின் ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா thirty five thousand two hundred ரேஞ்சில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு பைக்கால் வந்துருச்சு அப்படின்றனால நமக்கு கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty five thousand two not nine point thirty அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேண்டலினுடைய கலர் வந்து மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ ப்ரீவியஸ் கேண்டல்ஸ்லாம் பார்க்குறக்கு உங்களுக்கு கண்டினியூஸ் ரெட் கலரில் இருக்குது அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் அந்த செல் கால்ன்றதுனால நமக்கு வந்து கேண்டிலுடைய கலர் பார்க்குறக்கு ரெட் கலரில் இருக்குது but once market trend change ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலுடைய கலரை அப்படியே க்ரீன் கலரில் மாறிடுச்சு ஸோ க்ரீன் கலரில் மாறிட்டு buy at thirty five thousand two not nine point thirty அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு மேலே ரெண்டு க்ரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்தது thirty five two not nine இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் எய்ம் பண்ணுறது thirty five thousand two ninety seven point thirty அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அந்த க்ரீன் கலர் லைன்ஸ் தான் target line red colour line stop loss line ஓகேங்களா ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கேண்டில் கலர் மாறிட்டு entry point target stop loss அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸோ நம்ம இதில் ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்கையில் அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு இன்றைக்கி ஒரு லெவன் சிக்ஸ்டீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பை கால் வந்திருக்கு ஸோ அந்த காலை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை டேரெக்டாக பார்ப்போம் அதாவது போய் டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணதா இல்லை ஸ்டாப் லாஸா அப்படின்றத இன் பிட்வீன்லையும் என்ன நடந்துச்சுன்றதையும் பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி செவன் ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்டில் தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு இன்பிட்வீனில் நிறைய டைம் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் கிட்ட வந்தாலும் ஃபஸ்ட் ஆர்ட்டை ஸ்ட்ராங்காக இப்போ டுவெல் தேர்ட்டி செவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு மூமெண்ட்டே வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ ஒரு எயிட்டி எயிட் பாயிண்ட்ஸ் தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸு என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் டார்கெட்டுக்கும் இந்த எயிட்டி எயிட் பாயிண்ட் மூவ்மெண்ட் தர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து ஆயிருக்கு ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சை டச் பண்ண ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது இப்போ தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ நமக்கு பைக்கால் ஜென்ரேட்டான ஆக்சுவலி ஃபிஃப்த் மினிட்லேயே மார்க்கெட் ரைஸ் ஆகி ஒரு செவன்ட்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ணுச்சு பட் ஆனால் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஆஃப் மார்க்கெட்டால் ஏற முடியல டவுன் வந்துட்டு ரைஸ் ஆச்சு இந்த மாதிரி டவுன் வந்து டவுன் வந்து தான் மார்க்கெட் வந்து ஏறிச்சு அப்படி தான் நமக்கு அச்சீவ் பண்ணுச்சு ஸோ இதில் ப்ரீவியஸ் கால் வந்து செல் கால் செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு thirty five thousand hundred and twenty சிக்ஸில் அது ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் செல்லிங் ரேஞ்சில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுனில் இறங்கையில் thirty five thousand fifty five range வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் இறங்குச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் பட் அது நமக்கு இன்றைக்கி ஜென்ரேட் ஆகல டிசம்பர் டுவெண்ட்டி எய்த் இதோட முடிஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி டிசம்பர் டுவெண்ட்டி எய்த்துன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் நம்ம டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது அதிலே வந்துட்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் பண்ணிட்டு என்ட்ரி பாயிண்ட் எடுத்தால் எங்கே எடுக்கலாம் டார்கெட்ஸ்னு எய்ம் பண்ணால் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்னால் என்ன பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கால்ஸ் வந்து அதிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணனா பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ